ஹலோ மக்களே நாம் இன்றைக்கி சைனீஸ் நாட்டில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் இப்போ ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்க ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகிறோம் நான் உங்கள் விக்கி வெல்கம் டு கமெண்ட்ரி கப் ஏதரா ஊதுவத்திலாம் பலமா இருக்குதா முடங்க பாயில்ல அப்படிங்கறக்காக சடங்க நிறுத்திடுவா முடியும் அது எப்படி வெட்ட வெடியால வியாபாரம் வருதோ இல்லையோ கடையை திறந்து வச்சு உட்கார்ந்துட வேண்டியதானே சைனாவில் ஊஹாங்கிற நாட்டில் தான் கொரோனா ஸ்ப்ரெட் ஆச்சு அந்த ஊஹாங்க லெபார்ட்டரியில் தான் கொரோனா அப்படிங்கிற ஒரு விஷயம் ஸ்ப்ரெட் ஆச்சு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே தெரிஞ்சிருந்தோம் அதே ஊகா நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு விஷயமும் வந்திருக்கு பறவை காய்ச்சல் ஹச் டென் என் த்ரீ அப்படிங்கிற ஒரு பறவை காய்ச்சல் தான் வந்திருக்கு பறவை காய்ச்சல் பல வருஷமாக இருந்தது தான் இந்த பறவை காய்ச்சலோட ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா H one N zero three அப்படின்னு ஸ்டார்ட் ஆனது இப்போ பரிணாம வளர்ச்சி ஆகி ஹச் டென் என் த்ரீ அப்படிங்கிற மாதிரி வந்து பிரிச்சிருக்காங்க அந்த ஹச் டென் என் த்ரீயில் வந்து பார்த்தீங்கன்னா அது மூலியமாக ஒருத்தர் இறந்துருக்காரு அவர் எப்போ ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாங்க வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு ஏப்ரல் அன்னைக்கு இந்த ரீசெண்ட் இருபத்தெட்டு ஏப்ரல் அன்னைக்கு சேர்த்துருக்காங்க சேர்த்து ஒரு மாதம் வந்து ஹாஸ்பிட்டலில் வச்சு பார்த்துருக்காங்க பட் இறந்துட்டாப்புல எல்லாத்துக்கும் இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சது தான் அது மட்டும் இல்லாமல் பயப்படாதீங்க இது அவ்வளோ சீக்கிரமாக ஸ்ப்ரெட் ஆகிறது கிடையாது ஸ்ப்ரெட் ஆகிறது ரேர் தான் இதில் எல்லாத்துக்குமே ஒரு கேள்வி ஒன்று வருதுங்க பறவை காய்ச்சல் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது அப்படிங்கிறீங்க அப்போ இந்த ஆல்ரெடி ஒரு வைரஸ் வந்து ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்கு இப்படி ஒரு வைரஸ் சின்ன வைரஸ் ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா அது உடனடியாக வந்து சொல்லி ஆகணும் அவங்க ஒரு மாதம் கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணி அவங்கள ரெடியானக்கு அப்புறமா சொல்லலாம்னு சொல்லி நினச்சது வந்து எந்த ஐடியாவில் அவங்க பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல அந்த ஆளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தோரு வயசு இருக்கும் அவர் வந்து பார்த்திங்கன்னா பாவம் இந்த பறவை காய்ச்சல் மூலிமா காய்ச்சல் வந்து இறண்டாப்பில் அதுக்கு நம்ம பறவை காய்ச்சலுக்கு என்ன ஆன்டிபயோட்டிக் இருந்தாலும் அது பரிணாம வளர்ச்சி அடைந்த பறவை காய்ச்சல் அப்படிங்கிறனால அது மூலிமா டெத்து வந்து கொஞ்சம் தாக்கம் இருக்குது பட் அவர் மூலிமா நிறைய பேத்துக்கு ஸ்ப்ரெட் ஆகலை அது அந்த இடத்துல ஒரு நல்ல விஷயம் சொல்லியிருக்காங்க ஆனால் அவங்க சொல்லாத விஷயம் என்ன இது வந்த அன்றைக்கே சொல்லியிருக்கணும் வந்து ஒன் மந்த் கழித்து சொன்ன இந்த விஷயம் சொல்லியிருக்காங்க ஏன் இந்த மாதிரி பண்ணாங்க இது தெரியல ஒருவேளை கொரோனா எப்படியோ அதே மாதிரி எதுவும் நினச்சிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியல எதுவுமே வந்து நம்ம குறைவாக எடை போடக்கூடாது don't judge the book by its cover அப்படிம்பாங்க ஆளை பார்த்து எடை போடாது அப்படிம்பாங்க இடத்த பார்த்து எடை போடாது விஷயத்தை பார்த்து இட போடாது எதில் வேணால் நீங்கள் கோர்த்து நீங்கள் பேசலாம் ஸோ நீங்கள் அப்படி ஒரு காய்ச்சல் வருது அப்படி ஒரு ஃபீவரான அப்படி ஒரு ஃபீவரிஷான வைரஸ் வருது அப்படிங்கும்போது நம்ம அதுக்கு தகுந்த முன்னெச்சரிக்கையாக இருக்கிறது தப்பு இல்லை முன்னெச்சரிக்கையாக இல்லாதனால தான் நமக்கு இவ்வளோ பெரிய ப்ரா ப்ராப்ளம் ஆச்சு அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்தியாவில் செகண்ட் வேவில் இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் வந்தது காரணம் நம்ம முன்னெச்சரிக்கையாக இல்லாமல் இருந்தது தான் அதுக்கு முழுக்க முழுக்க ரீசன் வந்து நம்ம மேலே இருக்குங்கிறத நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் ஏன்னா நம்மளாம் ஒழுங்காக இருந்தோம்னா இவ்வளோ பெரிய இஷ்யூ ஆகிருக்காது அது எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான் இப்போது இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இது அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகிறது கிடையாது ஸ்ப்ரெட் ஆனால் ரொம்ப ஸ்லோவாக ஸ்ப்ரெட் ஆகிறது தான் ஒன்றும் கொரோனா வைரஸ் மாதிரி ஆகாது அப்படின்னு சொல்லி அசால்ட்டாக சொல்கிறாங்க ஸ்ப்ரெட் ஆகிறதே கூடாது ஏன் ஸ்ப்ரெட் ஆகுது அது ஸ்ப்ரெட் ஆகாமல் நம்ம தடுக்க தான் நம்ம வேலை அப்படிங்கிறாங்க ஆனால் இது அவங்க மனசில் எப்படி வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மாஸ்க் அதிகமாக யூஸ் பண்ணுங்கள் ஹைஜீனிக்கான ஃபுட்ஸ் எடுங்க அப்படி அப்படின்னு நான் சொல்கிறாங்க ஹைஜீனிக்கான ஃபுட்னா ஒன்றும் இல்லைங்க சத்தான ஃபுட்டை நம்ம எடுத்தாலே போதுங்க அந்த சத்தான ஃபுட் நம்ம வீட்டில் செஞ்சாலே அது ஹைஜீனிக்காக தான் இருக்கும் ஸோ ஹைஜீனிக்கான ஃபுட் சாப்பிடுங்க மாஸ்க் அதிகமாக யூஸ் பண்ணுங்கள் சானிடைசர் இதெல்லாமே ஃப்ளூயண்ட்டாக சொல்கிறோம் எல்லாமே யூஸ் பண்ணுங்கள் ஆனால் இந்த வைரஸ் வந்து இத்தனை நாட்கள் ஆகி அதுக்கப்புறம் ஏன் வெளியில் தெரிய வந்துச்சு அப்படிங்கிறது வந்து எல்லாத்தையும் தெரிஞ்சது தான் ஆனால் இந்த ஒரு மாதத்தில் ஏன் சொல்லலை அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஆப்ரிக்கா தென்னாப்பிரிக்காவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண்மணிக்கு எய்ட்ஸ் நோய் இருந்திருக்கு கடந்த ஏப்ரல் மாதம் அதாவது கடந்த வருஷம் லாஸ்ட் இயர் ஏப்ரல் மாதம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கொரோனா அட்டாக் ஆகிருக்கு எய்ட்ஸ் நோய் எய்ட்ஸ் வைரஸ் அப்படிங்கிறது ஒன்று உடம்புல இருக்கும்போது நம்ம உடம்புல இருக்க ஆன்டிபயோட்டிக் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறது ரொம்ப லோ ஆகிடும் ரொம்ப லோ ஆயிடுச்சு அப்படின்னு என்ன ஆயிடுச்சு இந்த கொரோனா அவங்கள வந்து அஃபெக்ட் ஆனோன்னா அந்த கொரோனாவோட பரிணாம வளர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு முறையாக அது வந்து மாற்றம் ஆயிருக்கு thirty two different types of corona வந்து அதில் மாறி இருக்கு இப்போ சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா செகண்ட் வேவ்ல வந்து இப்படி இதுக்கு தகுந்த மாதிரி வந்து கொரோனா அப்டேட் ஆயிடுச்சு இதுக்கு தகுந்த மாதிரி கொரோனா மாறிடுச்சு அப்படிங்கிறாங்க பார்த்தீங்களா அந்த சூ வெப்ப சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தப்ப வெப்ப சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறிடுச்சு அப்படிங்கிற பார்த்தீங்களா அதே மாதிரி அவங்க உடம்புல எதிர்ப்பு சக்தி கம்மியாக இல்லை இருந்துச்சு அப்படிங்கிறனால எதிர்ப்பு சக்தி இல்லை ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்படிங்கிறனால அந்த ஒரு பர்டிகுலரான கொரோனா வைரஸ் முப்பத்தி ரெண்டு முறை மாறி உள்ளது அப்படிங்கிறது ஒரு அதிர்ச்சி தகவல் சொல்லியிருக்காங்க அப்போ நம்ம உடம்புல எதிர்ப்பு சக்தி இல்லை அப்படின்னா கொரோனாவே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக மாறும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கங்க எதிர்ப்பு சக்திக்காக எவ்வளோ முடியுமோ அவ்வளோ இன்டெக்ஸ் எடுத்துக்கோங்க ஃபுட்டு ரொம்ப ரொம்ப மெயினாக எடுத்துக்கோங்க வெளியில் போகிறத குறைச்சிங்க இது நீங்கள் கவர்மெண்ட் சொல்கிறதெல்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக பண்ணிட்டு இருந்தீங்க போலீஸ்காரங்க சொல்கிறதாச்சும் கவர்மெண்ட் சொல்கிறதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்கீங்க போலீஸ் சொல்கிறதாகட்டும் கவர்மெண்ட் கவர்மெண்ட் சொல்கிறதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்கீங்க போலீஸ் சொல்கிறதாகட்டும் டாக்டர் சொல்கிறதாகட்டும் ஆர் பொதுமக்கள் சொல்கிறதாகட்டும் சோசியல் மீடியாவில் சொல்கிறதாகட்டும் அவங்க சொல்கிறதெல்லாம் நீங்கள் கேட்டு ஒழுங்காக வீட்டில் நம்ம இருந்தாலே இந்த நிறைய விஷயங்கள் வந்து நம்ம ஸ்டாப் பண்ணணும் ஸோ அப்படி ஒரு பயங்கரமான விஷயம் தென்னாப்பிரிக்காவில் நடந்திருக்கு இந்த தகவல் உங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறக்காக நான் இதுமே இன்டிமேட் பண்ணிட்டேன் அடுத்த ஒரு விஷயம் அடுத்த ஒரு விஷயம் நமக்கு கொரோனா செகண்ட் வேவ் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் வேவ் வந்து இந்த அளவு வந்து மூர்க்கத்தனமாக வந்து காரணமான ஒரு வைரஸ் வந்து பார்த்திங்கன்னா டெல்டா டெல்டாங்கிற ஒரு வைரஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ராப்ளமான ஒரு வைரஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த வைரஸ் மூலியமாக கொரோனா செகண்ட் வேவுக்கு அப்டேட் ஆனது காரணமும் அந்த டெல்டா அப்படின்னு தான் சொல்லி சொல்கிறாங்க இல்லை இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அது அப்டேட் ஆனதுக்கு அப்புறம் கூட அந்த டெல்டாவோட பாதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா காது கேட்காமல் போகலாம் அண்டு ஃப்ளூயண்ட்டாக லூஸ் மோஷன் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதில் கொரோனா அப்டேட் ஆனோன்னா இது கூட சேர்ந்து மூச்சு ப்ராப்ளம் அண்டு டேஸ்ட்டு உணர்வுகள் இதெல்லாமே இல்லாமல் போகும் இதுக்கு வந்து மெயின் இப்போ வந்து பார்த்திங்கன்னா டெல்டா அப்படிங்கிற ஒரு வைரஸ் மூலிமா வந்து இந்த விஷயம் நடந்திருக்கு இதில் மெயின் வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டனில் பிரிட்டனில் கண்டுபிடிச்ச வைரஸை விட இது ரொம்ப ப்ராப்ளம் இது ரொம்ப பாதிக்கப்படக்கூடிய வைரஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏன் பிரேசில் ஆஃப்ரிக்காவில் இருந்த வைரஸும் கூட இந்த அளவு பாதிப்பு இல்லை பட் இந்தியாவில் வந்த இந்த டெல்டா வைரஸ் ஆன கொரோனா இதெல்லாமே இந்த வகை வைரஸ்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பாதிப்பு அதிகமாக வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தகவல் சொல்லியிருக்காங்க அந்த தகவலை நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணி நினச்சேன் ஷேர் பண்ணிட்டேன் ஓகேங்க இத்தனை வைரஸ் இத்தனை விஷயங்கள் வந்திருக்கு சா சா சா பிளா பிளா பிளா பிளா பிளா பிளான்னு சொல்லிட்டு இருக்காங்க இத்தனை வைரஸ் இத்தனை இது வந்திருக்கு நம்ம பண்ணுற ஒரே விஷயம் be safe at home stay safe at home நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சேஃபாக இருக்குமோ அவ்வளோக்கு அவ்வளோ ஸ்ப்ரெட்டிங்கை உடைக்கலாம் ஒரு செயின் மாதிரி போயிட்டே இருக்கும் ஏதாச்சும் ஒரு செயினை உடைச்சோம்னா அந்த செயின் வந்து கட் ஆகும் நம்ம செயினை உடைக்கணும் உடைக்கணும் ஒருத்தங்க நினச்சிட்டே இருந்தால் எப்படி இருபது செயினில் ஒரு செயின் மட்டும் நினச்சா பத்தாதுங்க மீதிக்கு அஞ்சு செயின்னு நினைக்கணும் அட்லீஸ்ட் ஒரு அஞ்சு செயினாச்சும் நினைக்கணும் நினச்சா நிறைய விஷயங்கள் மாற்றப்படும் நிறைய பேர் வேலைக்கு போக முடியல நிறைய பேரால் வந்து லைஃப்பை என்ஜாய் பண்ண முடியல நிறைய பேரால் ட்ரிப் போக முடியல நிறைய பேர்த்துக்கு வந்து சாப்பிடும் கூட வழி இல்லாத நிலமையில் இருக்காங்க வேலைக்கு போடாத சாப்பிட முடியும் ஒரு நாள் சம்பளம் இருந்தால் தான் சாப்பிட முடியும் அப்படிங்கிற நிறைய பேர் இருக்காங்க நிறைய பேர்த்தால் தா தாய் தந்தையை பார்க்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் அங்கே வெளியூர்லேருந்து வந்து ஒர்க் பண்ணுறவங்களாகட்டும் படிக்கிறவங்களாகட்டும் தா தாய் தந்தைகளை பார்க்கணும்னு சொல்லிட்டு ஆசையில் இருப்பாங்க அந்த விஷயம் எல்லாமே வந்து தடைபெறுகிறது அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏன் இதை வந்து பிளாக் பண்ணாமல் கொண்டு போயிட்டே இருக்கோம் இந்த கனெக்ஷன் ஏன் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு கொஞ்சம் யோசித்தோம் அப்படின்னா கொஞ்சம் யோசித்தோம் அப்படின்னா இந்த தடை நீக்கப்படும் கண்டிப்பாக நான் நான் ஒன்றும் பெரிய கவர்மெண்ட் கிடையாது நான் என்னோட மனசுக்கு எனக்கு என்ன தோணுதோ நான் சொல்கிறேன் இத்தனை விஷயத்தை நம்ம வந்து கடைபிடித்தோம் அப்படின்னா நம்மளால் வெளியில் தடை இல்லாமல் வெளியில் சுற்ற முடியும் தலையில் வெ வெளியில் தடை இல்லாமல் நம்ம சுற்றணும் சரக்கு அடிக்கிறவங்க பாண்டிச்சேரி போகணும்னா நம்ம இத்தனை விஷயம் பண்ணாதாங்க பாண்டிச்சேரி போய் சரக்கு அடிக்க முடியும் நம்ம சொந்தக்காரங்களை பார்க்க போகணுன்னாலும் சரி நம்ம ரிலேஷன்ஸை நம்ம ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போகணுன்னாலும் சரி நம்ம லவ்வரை பார்க்க போகணுனாலும் சரி ஐயோ சாரிங்க அவங்கவுங்க லவ்வரை பார்க்க போகணுனாலும் சரி இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா நம்ம இப்படி ஒரு விஷயத்த செயல்படுத்தி ஆகணும் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்து நிறைய பேர் அட்லீஸ்ட் கொஞ்சம் பேராச்சும் சேஞ்ச் அப் ஆ சேஞ்ச் அப் ஆவாங்கன்னு நான் நினைக்கிறேன் நம்புகிறேன் மறக்காமல் வெத்து பாக்கெட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்த கமெண்ட்ரி கப் வீடியோவில்